கெமுமாக்கி தப்புக்கு கெனிச்சு திட்டு வாங்கினான் டிங் டிங் ஆண்டி நான் தான் கெமுமாக்கி வந்திருக்கேன் நீங்க பாத்தி கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி சரி உள்ள வா சரிங்க ஆண்டி கெனிச்சு என் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓகே ஓகே உள்ள வா கெமுமாக்கி ஆ கண்டிப்பா ஆண்டி ம், டிங், டிங். கெஞ்சி அந்த கெமுமாக்கி வந்திருக்கா ஐயோ அவ எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தானே தெரியல அதுக்கு பதிலா யூமிகா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இது பார் கெனச்சி அப்படி எல்லாம் பேசக்கூடாது எப்படியும் கொஞ்ச நேரத்துல யூமிகா வந்துருவா இல்ல கெமமாக்கி உன் ஃப்ரெண்டு தானே ஆமா ஆமா கெனிச்சி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டி ஆமா கெனிச்சி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஆனா எல்லா நேரத்துலயும் அவனுக்கு ஹெல்ப் பண்றது நீ தானே கெனிச்சி ஓ ஃப்ரெண்ட் கெமமாக்கி வந்திருக்கா பாரு அடடே இந்த கப்ல தான் நமக்கு டீ தர போறாங்களா இந்த கப்பு கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே ஐயோ உடஞ்சிருச்சே இப்ப என்ன பண்றது ஆண்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் கியோ இப்ப என்ன பண்றது ஐடியா நம்ம எங்க இருக்கணும் பாருக்கியோ அத வச்சு நம்ம ஓட்டிடலாம் சீக்கிரம் நல்ல வேலை கிடைச்சிருச்சு எப்படியாவது இதை ஓட்டிடலாம் எங்க காணோம் ஓகே <laughs> ஒட்டிக்கிச்சே ஹே யூமிகா வந்துட்டியா உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா கலக்குறப்போ அதுலயா பண்றாங்க மாட்ட போறேன் உடைய போகுது என்னாச்சு உனக்கு எதுக்காக இப்படி பண்ற இல்ல அதெல்லாம் ஒண்ணும் நீங்க இது மாதிரி ரெடி பண்றது ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படியா இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் பாரு உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு இந்த நான் செய்ய போறேன் கண்டிப்பா குழந்தைங்களா எல்லாருக்கும் இந்த ரொம்ப பிடிக்கும் நீங்க நல்லா டீ போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் நிறைய பேரு நீங்க டீ போடுறத பத்தி பெருமையா பேசியிருக்காங்க ரொம்ப சீன் போடுறானே அது மட்டும் இல்லாட்டி உங்க கையில இருக்கிற பவுல் கூட ரொம்ப அழகா இருக்கு அந்த டிசைன் இன்னும் அற்புதமா இருக்கு ஓ இந்த டிசைன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்ப நீயே ஃபர்ஸ்ட் குடி இல்ல முதல்ல நான் தான் குடிக்கிறேன் முதல்ல எனக்கு தான கொடுத்தாங்க நீ எதுக்கு இதை எடுக்கற குடு கப்பு வந்து போச்சு கப்பு வந்து போச்சு கிணிச்சி உடச்சுட்டான் ஆயிடுச்சு அது எவ்வளவு காஸ்ட்லின்னு உனக்கு தெரியுமா அதை போட்டு உடைச்சிட்ட என்ன நம்புங்க அம்மா நான் எதுவும் பண்ணல பாவக்கியோ பையன் நம்மளால மாட்டிக்கிட்டான் அவன் மூஞ்ச பாத்தியா தப்பு உடஞ்ச உடனே அவன் மூஞ்சில உள்ள பயத்தை பாக்கணுமே நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு தெரியுமா கிடைச்சி எதுக்காக அதை போட்டு உடைச்சதா உன்னை இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் தயவு செஞ்சு அழாத கெனிச்சி அழறதுனால நடந்தது எதுவும் மாறாதுல்ல நான் சொல்றத கேளு அழுகிய நிறுத்து முதல்ல டிங் டிங் என்ன இது என்னால நம்பவே முடியலையே இந்த பவுல்ல ஏற்கனவே கம்மு தடவன மாதிரி இருக்கே டிங் டிங் யாரோ ஏற்கனவே இந்த பவுல உடைச்சு அதுக்கப்புறம் கம்ம போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க அதனால தான் நீ இத தொட்ட உடனே இது ரெண்டா உடஞ்சு போயிருக்கு அம்மா நீதான் தான் உடைச்சேன்னு நினைச்சு உன திட்டி இருக்காங்க ஏ கெமுமாக்கி நில்லு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு நீ பொய் சொல்லிருப்ப யாரது நான் நரகலோகத்தை சேர்ந்தவன் இன்னைக்கு அந்த பவுல உடைச்சது நீதானே மரியாதையா கெனிச்சு வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லிட்டு வா இல்ல இல்ல அத நாங்க உடைக்கல நம்ம என்கிட்டயே போய் சொல்றியா உன்னை என்ன பண்ண போறேன் பாரு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க நான் தான் அதை உடைச்சேன் நான் தான் அதை உடைச்சேன் மன்னிப்ப கேலிச்சு வீட்டுக்கு போய் கேளு என்ன போயிடுச்சாக்கியோ எனக்கு தெரிஞ்ச அது பேயோட குரல் மாதிரி தெரியல யாரோ நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி வாய்ஸ மாத்தி பேசியிருக்காங்க கியோ யார் இது வெளியில வா நினைச்ச நீதானா அது செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்கிட்டயே விளையாடுறியா இன்னைக்கு உண்மைய வெளியில கொண்டு வராம நான் உன்னை விட போறதுல கெமமாக்கி எங்க ஓடுற கெமமாக்கி நில்லு மரியாதையா நில்லு கெமமாக்கி ஓ ஆயுதத்தால உன்னைய அடிக்கிறேன் பார் டிங் டிங் டிங் டிங் உன்னை விட மாட்டேன் டிங் டிங் டிங் டிங் எங்க திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான் டிங் டிங் டிங் நாம இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அவனால கண்டுபிடிக்கவே முடியாது கியோ டிங் டிங் என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களா டிங் டிங் இன்னைக்கு உங்களுக்கு சங்கு தாண்டி இதுக்கும் அடங்கலனா இந்த புடி வந்துடும் போல இருக்கே இந்த அடிக்கு நீ வெள்ள வந்தே ஆகணும் அட்டோரி என்ன விட்டுரு அதை நான் தான் பண்ணேன் என்ன மன்னிச்சிரு விட்டுரு அட்டோரி அப்போ அன்னைக்கு அந்த கப்பை உடைச்சது நீதான கெமுமாக்கி நான் கெனிச்சுதான் உடைச்சான்னு நினைச்சு அவன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன் சாரி ஆண்டி அந்த கப்ப நான் தான் உடைச்சேன் நீங்க திட்ட போறீங்கன்னு நினைச்சேன் அதனாலதான் சொல்லல இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எதுவும் உடையாம நான் பாத்துப்பேன் டிங் டிங் கியோவுக்கும் பாசம் இருக்கு டிங் டிங் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதுவும் உங்க கூட இருந்த நிமிஷத்தை நான் மறக்கவே மாட்டேன் வீட்டுக்கு வந்துட்டோம் கதவை தருங்க அப்பா ஏன் இப்படி சத்தம் போடுறாரு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கதவை தரங்க நிம்மதியா தூங்க விடுங்கப்பா என்னது இது ஓ என்னது என்னது என்னது என்னது என்னது இது ஆ பூனைக்குட்டி ஆ அதையே என்கிட்ட வந்து கேட்குற தள்ளிப்பா வா வா இங்கே தான் பால் இருக்கும் ம் குடிச்சிட்டு கிளம்புற வழியை பாரு நீ என்ன பண்ணிட்டு இந்த எங்க இருந்து வந்தது உனக்கு தெரியாம இருக்காதே நீ ஒரு இல்ல பூனைக்குட்டி என்னது இல்ல எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல நான் ஒரு இது ஒரு எனக்கு இதுக்கு என்ன இருக்கும் அழகான யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி சொல்ற இது நம்ம வீட்டு வாசல்ல எனக்கு கிடைச்சது யாரோ இந்த பூனைக்குட்டி இதுக்குள்ள வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க இந்த பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு இத போய் யார் இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு புரியலையே யார் அப்படி செஞ்சிருப்பாங்க ஓய் கீழ இறங்கி வா மறைக்க தெரியுமா எனக்கு கூட மறைக்க தெரியும் இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கியோ அந்த அந்த குழந்தைய போய் அழ வச்சிட்டீங்க இங்க பாரு உன்னை இனிமே நான் அழ வைக்க மாட்டேன் பாட்டு பாடுறேன் உன்னை வெல்லாவே வச்சி தவிழ் தானலா என்ன பசங்களா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா கையில பூனைக்குட்டி வச்சுக்கிட்டு காலையிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க நீங்க மனுஷங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா பூனைக்குட்டிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா என்ன போலீஸ் நீங்க ஆ, இல்ல இல்ல அதாவது இபிகோ செக்ஷன் பிரச்சனை தெரியாது இவர் ஒரு போலீஸ் சிரிப்பு போலீஸ் நாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது சரி பூனை குட்டி கிட்ட கேட்டா ஏதாவது தெரியுமான்னு பார்க்கலாம் நிஞ்சா டெக்னிக் மூலமா முதல்ல ஊர்ல இருக்கிற பூனைங்க கிட்ட பேசுறேன் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் பூனைங்களா ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க பெரிய பூனைங்க எல்லாரும் உடனே இங்க வாங்க பூனைங்களா ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க பெரிய பூனைங்க எல்லாரும் உடனே இங்க வரணும் சீக்கிரம் வாங்க நான் உங்ககிட்ட பேசணும் குட்டி பூனைங்க பெரிய பூனைங்களா என்னப்பா அது இத்தனை பூனைங்களா இந்த அழகான பூனைக்குட்டி எங்கேந்து வந்துச்சுன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க தொலைஞ்சு போன இந்த சின்ன பூனைக்குட்டி யாரோடதுன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பிளீஸ் அப்பனா இந்த பூனைக்குட்டி வேற ஊர்ல இருந்து தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கணும் இப்ப நம்ம என்ன பண்றது ஹட்டோரி அவசரப்படாத முதல்ல என்ன யோசிக்க விடுறியா நீ நிஜமாதான் சொல்றியா நிஜமாவே இந்த பூனைக்குட்டிய நீயே பாத்துக்குவியா இப்ப தமிழ்ல தானே சொன்ன பெங்காலிலேயே சொன்னேன் அப்பா தான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கெனச்சி நேத்து நான் ஆபீஸ்ல இருந்து வந்த டயர்ட்ல உங்க வீட்ல என் பொண்ணு பொண்ணுக்குட்டிய மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படியா விஷயம் நாங்க காலையில இருந்து குட்டி எங்க இருந்து வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நான் பொண்ணு குட்டி கொண்டு போகாதனால என் பொண்டாட்டி பூரி கட்டையால அடிச்சிட்டா ஏய் என் குட்டி இங்க தான் இருக்கா வா வா வா வந்துரு சரி வாயை பார்த்து பயப்படாத வா வா நம்ம வீட்டுக்கு போலாம் அந்த பொண்ணு குட்டிக்கு கியோவை விட்டு போக மனசுல நினைக்கிற அதுவும் கரெக்ட் தான் ஆனா கியோ தான் தன்னுடைய உண்மையான அப்பான்னு அந்த குட்டி பூனைக்குட்டி சொல்லுது பாரு நீ சொல்றதெல்லாம் சரிதான் அட்டோரி அந்த பூனைக்குட்டி அவர்தாச்சே நம்ம கொடுத்து தானே ஆகணும் கொடுக்கலன்னா அவரும் அழ ஆரம்பிச்சிருவாரு சரி நமக்கு இல்லன்னு ஆயி போச்சு எனக்கு இந்த பூனைக்குட்டியை பார்த்தாலே ஆகல முதல்ல என் மூஞ்சில முழிக்காம போயிடு சொல்லு குண்டா எப்பா கோவப்படாத நீ ரொம்ப வெள்ளையா அசிங்கமா இருக்க அதனால இங்க வராத குண்டு இனிமே உன்னை என் வாழ்க்கையில பாத்துடவே கூடாது பத்திரமா ரொம்ப நன்றிங்க நான் கிளம்புறேன் ரொம்ப ஃபீல் பண்ணுது இந்த கியூ இப்படி பண்றான் கியோவுக்கு கூட மைக்க விட்டு இருக்க இஷ்டமே இல்ல ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான் டிங் டிங் கெனிச்சியின் ஸ்கேட்டிங் அட்டகாசங்கள் டிங் டிங் கெனிச்சி நான் எங்க இருக்கேன் என்ன வந்து பொடி பார்க்கலாம் இங்க வா யுமிகோ நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்ட நீ இப்ப தப்ப முடியாது இங்க தானே இருந்தா அதுக்குள்ள இந்த யுமிகோ எங்க போயிட்டா விளையாடுறீங்களா எதுக்குப்பா இவனுக்கு கண்ணுல கட்டுறீங்க கண்ணாடி அவுத்தாலே போதுமே ஹே கேனிச்சி இங்க வாடா மேன் ஏய் கேன்சி கேன்சி வா படிச்சிட்டேன் யூமிகோ யூமிகோ அப்படி எல்லாம் தொடாதப்பா கூசுது கெனிச்சி யுமிகோ இவ்வளவு ரஃபா இருக்க மாட்டா சாஃப்டா இருப்பா ஹாய் கெவமாக்கி யுமிகோ கண்ணாமூச்சி விளையாடுனா உன்னை சின்ன பொண்ணுன்னு சொல்லிருவாங்க நாம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் விளையாடலாமா வரியா இன்ட்ரெஸ்டிங்கான கேமா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல இதோ இந்த ஸ்கேட்டிங் ஆனா எனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுனா ரொம்ப பயம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உனக்கு சொல்லி தர நான் இருக்கேன் யுமிகோ நிஜமாவா யுமிகோக்கு ஸ்கேட்டிங் சொல்லி கொடுப்பதே இந்த கெமுமாக்கிக்கு ஒரே லட்சியம் <laughs> கேக்கு சந்தோஷமா இருக்கு நீ புத்திசாலி யுமிகோ நீ ரெண்டே நாள்ல கத்துக்க போற பாரு என்கிட்ட ஐஸ்லாண்டுக்கு ரெண்டு டிக்கெட் இருக்கு போலாமா கிடைச்சி அந்த பக்கம் வந்துடாத மரத்துல இருந்து வண்டு வாயில வந்துடும் போது யுமிகோ போகாத இது கெமுமாக்கி இருக்காடே யுமிகோ முதல்ல நான் எப்படி பண்றேன்னு பாரு என்ன பாத்தியா எப்படி நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி ஸ்கேட்டிங் பண்றேன்னு இப்ப நான் காட்ட போற ஸ்டைல பாரு சரி வாயுமிக்கோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கேட்டிங் பண்ணலாம் வா பயப்படாத அப்படியே ஸ்டெடியாரு கிட்டவா வா அப்பதான் உனக்கு பயமே வராது என் கூட இரு டைட்டா பிடிச்சிக்க பாத்தியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய் எனக்கும் தான் யுமிகா என்ன கெனிச்சு நீ கோபமா இருக்க போல இருக்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது கெனிச்சு உனக்கு ஸ்கேட்டிங் பண்ண தெரியுமா இப்ப எனக்கு தெரியலனால நான் சீக்கிரமாவே கத்துக்குவேன் அந்த கெம்மு மக்கி தோக்கடிப்பேன் நான் இங்க ஸ்கேட்டிங் செய்ய கூடாது ஏன்னா இது ரொம்ப சின்ன குளம் என்ன ஆனாலும் சரி அந்த கெம்மு மக்கி முன்னாடி நான் யூமிகாவோட ஸ்கேட் பண்ணனும் ஆ ஆ ஆ ஆ ஆ டிங் டிங் அத்திட்டோ இது என்னால பார்க்க முடியாது தயவு செஞ்சு யாராவது இது நிறுத்துங்க காப்பாத்துங்க நான் இதுல மாட்டிக்கிட்டேன் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கேன் டிங் டிங் பயமா இருக்கா கேனிக்கு ஏ ஹட்டோரி ஸ்கேட்டிங் சீக்கிரமா கத்துக்க நிஞ்சா டெக்னிக்ஸ் ஏதாவது இருக்கா எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஒரு டெக்னிக்கும் கிடையாது அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நீ தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் ஹட்டோரி என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா சரி சரி இரு யோசிக்கிறேன் ஹட்டோரி அண்ணா கிட்ட ஹெல்ப் கேட்கறத விட நீயே கத்துக்கிட்டு ஸ்கேட்டிங் பண்ணலாம்ல ஏய் சேப்பு சட்டை அதுக்குலாம் இப்ப டைம் இல்ல சீக்கிரமா நான் ஸ்கேட்டிங் கத்துக்கிட்டு அத யூமிகோக்கு சொல்லி கொடுக்கணும் ஏதாவது செய்யுங்க சரி சரி புலம்பாத ஏதாவது செய்யறேன் யூமிகோ இங்க தான் ஸ்கேட் பண்றா யூமிகோ என்னோட ஸ்கேட்டிங் பண்ண வரியா உனக்கு ஸ்கேட்டிங்கே இதெல்லாம் மாதிரி அறிவாளிங்க எங்களுக்கு ஸ்கேட்டிங் இப்படியே போய் நான் மேல இருந்து ஜம்ப் பண்ணி கீழே வரேன் இப்ப என்ன சொல்ற யுமிகோ நீ உண்மையிலேயே தரியா கண்டிப்பா ஆ <laughs> வாய்ப்பே இல்ல யுமிகோ தூக்கிலாம் ஸ்கேட்டிங் பண்றான் இந்த ஐடியா ஏன் எனக்கு வரல பாஸ் உங்க வேலையை காட்டுங்க ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் <laughs> நம்மளுக்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்றது டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் அட அதான பார்த்தேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த அட்டோரி பையன் தானே செய்வான் இவன் கண்ணில் போய் மாட்டிட்டேனே இப்போ வர பாரு ஆடை இங்க இருக்கு ஆள் எங்க கெம்புமாக்கி என் ஷர்ட்டை கழட்டினதுக்கு ரொம்ப நன்றி இப்பதான் வேர்த்து கொட்டுது எப்படி ஷர்ட்டை கழட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் உன்ன ஒருத்தனை கீழே விழ வச்சு அவ்வளவு சந்தோஷமா ஏ கெனிச்சி எல்லாம் உன்னாலதான் உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் என்ஜாய் இந்த பாராட்ட எல்லாம் ஹட்டோரிக்கு தான் டிங் டிங் டிங் எனக்கு பயங்கரமா குளிருது குளிர் தாங்க முடியலப்பா என்னால ஏன்டா இப்படி நடக்குதோ ஜலதோஷம்பா அண்ணா உனக்கு உதவி பண்ணாரு அவ்வளவுதான் அதானே ஆமாமா அவ்வளவுதான் ஸ்கேட்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் உதவினேன் டெங் டெங்